தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மெனசி கிராம விஏஓ இளங்கோ இவருக்கு அங்குள்ள எட்டிப்பட்டி அழகிரி நகரில் கனிம கொள்ளை நடப்பதாக தகவல் வந்தது இளங்கோ பைக்கில் சென்று பார்த்தார் கற்கள் ஏற்றிய டிராக்டர் அந்த வழியே வேகமாக வந்தது நிறுத்தி ஆய்வு செய்ய முயன்ற அவர் மீது மோதுவது போல அருகில் வந்து திரும்பி சென்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த விஏஓ இளங்கோ டிராக்டர் பதிவு எண்ணை வைத்து விசாரித்தார் கல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மெனசி கிராமத்தைச் சேர்ந்த ராகவன் என்பவருடையது என தெரிந்தது அவர் அதே பகுதியைச் சேர்ந்த தம்பிதுரை என்பவருடன் கூட்டு சேர்ந்து கற்களை திருடி விற்றதும் தெரியவந்தது கனிம திருட்டு குறித்து விஏஓ இளங்கோ போலீசில் புகார் கொடுத்தார் கல் திருடும் கும்பல் என்னை கொல்ல பார்க்கின்றனர் கொலை மிரட்டல் வருகிறது என் உயிருக்கு ஆபத்து உள்ளது ராகவன் தம்பிதுரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறியுள்ளார் விஏஓ புகார் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் சமீபத்தில் தூத்துக்குடி முரப்பநாடு விஏஓ லூர்த் பிரான்சிஸ் மணல் கடத்தல் கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் இப்போது தருமபுரியில் விஏஓ மீது டிராக்டர் ஏற்ற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது